அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலிருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதிசார குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் ரிஷப ராசிக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கு இந்த அதிசாரமா எப்ப மாறுறாரு மகர வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமா ஏப்ரல் மாசம் ஐந்தாம் தேதி நள்ளிரவு மாறுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு ஆறு மாத காலத்திற்கு அதாவது நூற்றி அறுபது நாள் பக்கத்தில் உங்களுக்கு ட்ராவல் பண்ண போகிறாரு அதிசார குரு பயிற்சி அதாவது குரு பயிற்சின்றது வருடத்துக்கு ஒரு முறை தான் இப்போ நவம்பர் மாதம் வந்துட்டு போச்சு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நவம்பர் தான் மாறுறாரு அதுக்கு முன்னாடி அதிசாரமாக வந்துட்டு போகிறாரு இப்போ இந்த அதிசார குரு வந்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் இந்த ஆறு மாதம் காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க இப்போ ரிஷப வீட்லேயே பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்காரு உடல் ரீதியான தொந்தரவுகள் மன ரீதியான பிரச்சனைகள் கவலைகள் தொழில் முடக்கம் எல்லாமே ஏற்படுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு குரு வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐந்தாம் பறவையை பார்த்துட்டு இருந்தனால இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சுமூகமாக முடிகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்திருக்கும் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் சால்வ் ஆகிட்டு இருக்கும் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிட்டே தான் வரும் அதாவது ரிஷப வீட்டில் ராகு பகவான்ட்டு இருக்காரு உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான கஷ்டங்கள் தொழில் பிரச்சனை வேலை கிடைக்கல எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்கும் ராகு உட்காண்ட்ருக்கனால ஆனால் பாகிஸ்தான் அதிபதி வலுப்பெற்றுட்டாரு ஆனால் அதை பா அது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் தான் பாகிஸ்தானம் அந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் தந்தை மூலிமா ஒரு ஆதாயம் தகப்பனா இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் சித்தப்பாவா இருக்கலாம் இவங்கெல்லாம் வந்து ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு தூக்கி விடுவாங்க உங்களோட வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த டைம்ல உங்களை தூக்கி விடுவாங்க குரு வந்து டைரக்டா பாக்குறதுனால ஐந்தாம் பார்வையை இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பாரு அப்போ உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் இந்த பிரச்சனைல ஒரு பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமாக கும்பத்தில் வந்து பத்தாம் இடத்துல உட்காந்து பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால குரு பகவான் ஒன்றும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்க மாட்டார் பார்வை இல்லை அதாவது ரிஷப வீட்டை குரு பார்வை கிடையாது இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை தான் பார்க்குறாரு அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பாக வரும் அதை நம்ம ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும் உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான குழப்பங்கள் வந்தே தீரும் என குரு மாறிட்டார் பார்வை இல்லை பார்வை இழந்துட்டீங்க இப்போ இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்தை இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்ட முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு இருக்கு இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்கறதுனால இதனால் வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் சலசலப்புகள் சண்டை சச்சரவு இருந்தாலும் இனி அந்த பிரச்சனைகள்லாம் குறையும் அடுத்த நான்காம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகபோக வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வண்டி ஏதாவது மாற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்கு பழசு கொடுத்துட்டு புதுசு எடுப்பீங்க ஃபோர் வீலர் டூ வீலர் கொடுத்துட்டு ஃபோர் வீலர் கூட இருக்க சான்ஸ் இருக்குது இல்லை பழைய ஃபோர் வீலர் வச்சிருந்தா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் இருக்குது இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க இது சுகஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால எல்லா விஷயமும் இதெல்லாம் நடக்குங்க இது நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் நடக்கும் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அது இல்லாமல் உங்கள் ஜாதக பலன் உங்கள் ஜாதத்துல பிறப்பு ஜாதத்துல என்ன இருக்குது குரு தசையா குரு புத்தியா இல்லை என்ன தசை நடப்பு அக்யூரேட்டாக பார்த்தா என்ன நம்ம சொல்லிடலாங்க இதுக்கு உண்டான பலன் சுபர்கள் பார்வை இருக்கா அசுபர்கள் பார்வை இருக்கா நான்காம் இடம் எப்படி இருக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் எப்படி வளர்த்துருக்காரு இப்போ பதினோராம் பத்தாம் இடத்துல இருந்து பார்க்குறாரு பாக்குறதுனால குரு பாக்குறதுனால மிகப்பெரிய ஒரு யோகம் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் ஆனால் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் ஆனால் உங்கள் ஜாதகப்படி உங்கள் லக்கணம் எப்படி வலுத்திருக்காரு லக்கணாதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காங்க லக்கணம் என்ன சாரம் வாங்கியிருக்காரு லக்னாதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்காரு எல்லாமே நம்ம பார்க்கணுங்க அதை நம்ம பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அதை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ நாள் வந்து நீங்கள் இந்த பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள் இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பேசலாம் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கேட்கணுனாலும் கண்டிப்பாக கேளுங்க பேசலாங்க இப்போ ரிஷப ராசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா அமைப்புமே இருக்குங்க உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் நல்லா இருந்தால் தான் சம்பாதிக்கவே முடியுங்க உடல் நம்மளுக்கு சரியில்லை ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும் இப்போ ராசி ராசிலே பார்த்தீங்கன்னா ராகு இருக்காரு சுக்கரன் வீட்டில் ராகு இருந்தால் சிறப்பு ஆனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு என்னங்க ரெமிடி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு நீங்கள் வந்து விநாயகர் சுற்றி உள்ள நாகர் இருக்காங்க இல்லைங்களா உங்கள் வீட்டு அருகில் உள்ள விநாயகர் சுற்றி நாகர் தினசரி வந்து விநாயகருக்கும் சுற்றி நாகருக்கும் பால் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு ரெண்டு நெய் தீபம் ஏற்றிட்டு அந்த அரச மரத்தை மூணு முறை வந்து வாங்க கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஹெல்த் ப்ராப்ளம் மன ரீதியான பிரச்சனை எல்லாமே வாஷ் அவுட் ஆகும் இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து என்ன பண்ணலாம் நீங்கள் அடுத்த சிந்தனை வந்து தொழில் தான் வேலை தான் அடுத்த சிந்தனையில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இப்போ அதிசார குரு உங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கார் இருந்தாலும் ஹெல்த் கவனமாக பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன் அதனால் எல்லா அனைத்து விதமான சுகபோக வாழ்க்கையும் உங்களுக்கு அமையுங்க ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த அதிசார குரு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னே சொல்லாங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அதுக்கான தீர்வு உங்களுக்கு இதில் கிடைக்கும் இவ்வளோ பிரச்சனை இருக்கே நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் இது முடிஞ்சு நம்ம எப்படி முறியடிச்சு நம்ம முன்னுக்கு வரப்போகிறோம் அதுக்கான சிந்தனைகள் அதுக்கான ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த அதிசார குருவில் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைட் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்